அனைவருக்கும் வணக்கம் இது வந்து பெஸ்ட்டு தமிழ் தொடரியல் நான் உங்கள் பாபு இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு பிரச்சனை ஆச்சு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் வந்து இவ்வளோ மில்லியன்ஸ் அக்கௌண்ட்ஸை வந்து ஹேக் பண்ணி அந்த டீட்டெயில்ஸை வந்து விற்றுட்டாங்க அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இப்போ வந்துருக்குது பட் இதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ மட்டும்தான் அந்த ப்ராப்ளம் வந்திருக்கா அப்படிங்கிறது கிடையாது இதுக்கு முன்னாடி நிறைய ப்ராப்ளம் பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு ஸோ அது என்னென்ன ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் வந்து மார்ச் பதினாலாம் தேதி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ட்ரென் மைக்ரோ அப்படிங்கிற ஒரு ஆன்டிவைரஸ் வைரஸ் வெப்சைட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஹேக் பண்ணியிருக்கிறாங்க டர்க்கிஸ் ஹேக்கர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஹேக் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது வந்து பெரிய விஷயமாக பேசப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி எட்டில் ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது வருஷத்தில் வந்து ஏப்ரல் இருபதாம் தேதி சோனி ப்ளே ஸ்டேஷன் நெட்ஒர்க் இருக்குது இல்லைங்களா ஸோ அதை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா எழுபத்தி ஏழு மில்லியன் ப்ளே ஸ்டேஷன் நெட்ஒர்க் அக்கௌண்ட்ஸை வந்து ஹேக் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா நூற்றி எழுபத்தி ஒரு டாலர் வந்து அவங்களுக்கு லாஸ் ஆகிருக்குது அந்த ஒரு மாதத்தில் மட்டும் ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பாப்புலரான வெப்சைட்டான அடோ அடோப்போட ப்ராடக்ட் நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க இப்போ இந்த பாப்புலரான வெப்சைட்டில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் அக்டோபர் மாதம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு மில்லியன் யூசர் ரெக்கார்டை வந்து அவங்க என்கிரிப்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலாவது வருஷமான யாகோ வெப்சைட் இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து மூணு பில்லியன் யூசர் அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ ப்ராப்ளம் ஆச்சு ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் அக்டோபர் மாதம் அடல்ட் ஃப்ரெண்ட் ஃபைண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது ஸோ அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நானூற்றி பன்னெண்டு புள்ளி ரெண்டு மில்லியன் அக்கௌண்ட்ஸை வந்து ஹேக் பண்ணியிருக்கிறாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் டேட்டாஸை வந்து நேமு இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு முதல் கொண்டு எல்லாமே வந்து ஹேக் பண்ணி கலெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்த ஹேக் எங்கே பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் மே மாதம் வந்து இபே வெப்சைட்டில் வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு மில்லியன் யூசர்ஸோட அக்கௌண்ட்ஸை வந்து ஹேக் பண்ணியிருக்கிறாங்க அதில் என்னென்ன ஹேக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க name address date of birth password இதெல்லாமே வந்து அவங்க ஹேக் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும்தான் ஹேக் பண்ணியிருக்காங்க மற்றபடி கிரெடிட் கார்டு நம்பர் டீட்டெயில்ஸு மற்றபடி வேறு எதாவது டீட்டெயில்ஸ் வந்து ஹேக் பண்ணல அப்படின்னு சொல்லி இமெயில் சம்மந்தமாக வந்து அது விளக்கம் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷத்தில் உபர் நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழு மில்லியன் உபர் யூசர்ஸோட அக்கௌண்ட்டையும் அதே போல் ஆறு லட்சம் டிரைவர்ஸோட அக்கௌண்டோட டீட்டெயில்ஸையும் வந்து ஹேக் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது மூலமாக பதினஞ்சு மில்லியன் டாலர் வந்து செட்டில் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது வருஷம் அக்டோபர் பதினாறாம் தேதி அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சி சேம் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற யூடியூப் சேனல் இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கான யூடியூப் சேனல் ஸோ அந்த குழந்தைங்களுக்கான யூடியூப் சேனல் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹேக் பண்ணி இருபத்தி ரெண்டு நிமிஷம் வந்து அடல்ட் வீடியோஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது வந்து பெரிய விஷயமா பேசப்பட்டுச்சு அதே போல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் ஜூன் ஐந்தாம் தேதி வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா லிங்க்இன் வெப்சைட்டை வந்து ஹேக் பண்ணி ஆறு புள்ளி அஞ்சு மில்லியன் யூசர் அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் வெப்சைட்டான தம்ளர் அதை வந்து ஹேக் பண்ணியிருக்கிறாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சத்தி தொள்ளாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தெட்டு இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் வந்து லீக் ஆகிருக்குது ஸோ இது மூலமாக வந்து கன்சர்வேட்டிவ் செக்யூரிட்டி வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த கம்பெனி வந்து விளக்கம் கொடுத்துருக்குது அதுக்கடுத்தது ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் வந்து வார்னாக்கா ரேன்சமேர் அட்டாக் இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த ரேன்சமேர் அட்டாக் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கண்ட்ரியில் வந்து ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் கம்ப்யூட்டருக்கு மேலே வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்குது இந்த ரேன்சமேர் மூலமாக ஸோ அதனால் வந்து நீங்கள் ஆன்லைனில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே சேஃப் கிடையாது அதாவது ஒரு விஷயத்த ஃப்ரீயாக அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அது உங்ககிட்ட ஏதாவது எதிர்பார்த்து தான் கொடுப்பாங்க எதுவுமே ஃப்ரீ கிடையாது ஸோ அது வந்து நீங்கள் ஆன்லைனில் இருக்கிற வரைக்கும் செக்யூரிட்டி சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க இல்லைன்னா வந்து இந்த ஹேக்கிங் லிஸ்ட்டில் வந்து உங்களோட உங்களோட அக்கௌண்ட்டும் வந்து ஆட் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி செக்யூரிட்டி டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படின்னா செக்யூர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து வீடியோவாக வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் டிஸ்லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் Thank you.